அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வாக்கியப்படி ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி ஆகுது ஏன்னா சில பேர் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதப்படி தான் இப்போ சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ சிம்ம ராசி சிம்ம வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நான்காம் வீட்டுக்கு வரப்போறாரு அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சிக ராசிக்கு வராரு அதே மாதிரி மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிஷப வீட்டுக்கு வரப்போறாரு அப்போ அதாவது சிம்ம வீட்டிலேருந்து பத்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு சிம்ம வீட்டிலேருந்து கேது பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வராரு இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பத்தாம் இடம் சிம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால என்னென்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ஸ்தானம் அது பத்தாம் இடம்ன்றது ஆனால் தொழில் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு முயற்சி ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அதை உருவாக்குவீங்க ஒரு தொழிலில் அது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கலாம் அது பூஸ்ட் பண்ணி நம்ம நல்லபடியாக கொண்டு வரணுன்றது அந்த எஃபர்ட் வந்து ஃபுல் அண்ட் எஃபர்ட் போடுவீங்க நீங்கள் அதில் வெற்றி காண்பீங்க ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் ராகு வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கிறதுனால சிம்ம வீட்டிலேருந்து பத்தாம் இடம் வந்து ரிஷப வீடு அந்த ரிஷப வீட்டில் வந்து ராகு பகவான் உட்காந்துருக்கனால சுக்கரனோட சாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தொழிலில் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நடக்கும் தொழிலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாதிக்கக்கூடிய ஆண்டா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள கண்டிப்பாக சாதிப்பீங்க இந்த கொரோனா பிரச்சனை நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அந்த இடத்த அதனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் நான்காம் இடத்துக்கு கேது பகவான் சுகஸ்தானத்தை தன் சுக சுகத்தை வந்து குறைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் தொழிலில் பண்ணும்போது சில காரியங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சில சொத்துக்கள் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம் உங்களுக்கு ஆனால் காரிய தடை இல்லாமல் நடக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வச்சோ அடமானம் வச்சோ இல்லை விற்றுதோ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு காலகட்டம் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் நாலாம் இடத்தை சுகத்தை குறைக்கிறதுனால சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால யோசிச்சு தான் ஒரு முடிவெடுப்பீங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட மாட்டீங்க நல்லா யோசிச்சு நிதானமாக தான் முடிவெடுப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒன்றுக்கு ஒரு மூன்று முறை யோசிங்க ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி தொழில் பண்ணுறதாகட்டும் வேறு ஏதாவது சுப செலவுகள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை யோசிக்க தேவையில்ல ஏன்னா வீடு கட்டுறீங்க இடம் வாங்குறீங்க குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது யோசிக்கவே தேவையில்லை அது சுப காரியங்களில் போயிடும் சுப செலவுகள் ஆகிடும் அதனால் தப்பு கிடையாது தொழிலில் பண் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுங்க கூட்டாக எதுவும் பண்ண வேணாம் கூட்டு தொழில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூப்பிடுவாங்க இப்போது பார்ட்னர்ஷிப் மூலிமா பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா நம்ம எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் சிம்மராசிக்காரங்க தனித்தே பண்ணுங்க எஃபோர்ட் கொஞ்சம் நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா வண்டி வாகன யோகமும் இருக்குது சிம்ம ராசிக்கு மிக மிக அதிர்ஷ்டமான காலகட்டம்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கும் நீங்கள் அது ப்ராப்பர்ட்டி இப்போ விற்கிற டைம் கூட வரும் உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைச்சி அதை நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் வம்பு விளக்கு பிரச்சனைகள் வந்து தீரும் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி நவம்பர் மாதம் அப்போ மகர வீட்டுக்கு ஆறாம் இடத்துக்கு சிம்ம ராசியிலேருந்து சிம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வராரு சனியும் குருவும் அப்போ குரு பார்வையும் உங்களுக்கு கட்டாயிடும் நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கு குரு பார்வை படுறதுனால எதிர்பார்க்காத ஒரு இன்கம் <clears throat> எதிர்பார்க்காத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சொல்லுவோம் இல்லைங்களா பணவரவு பணவரவு அதிகரிக்கும் தனஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் தொழில் எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அது இந்த ராகு கேது பயிற்சியில் ஆரம்பிச்சிருவீங்க இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் தனஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னே சொல்லாங்க அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு குரு பயிற்சி வந்து நவம்பருக்கு மேலே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை அப்போ தொழிலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஜாப் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்த க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் போவீங்க ரீச் ஆவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் பிஸ்னஸ்லையும் சரி உங்கள் வேலையிலையும் சரி நீங்கள் சாதிப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முக்கியமாக யோசித்து முடிவெடுங்க நிதானமாக பொறுமையாக ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி பொறுமையாக நிதானமாக யோசிச்சு அதுக்கப்புறம் அதில் இறங்குங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியா கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்